Thank you. வணக்கம் ஐயா கர்மாவும் விதியும் ஒன்றுங்களா இல்லை அப்புறம் விதிப்படி தான் எல்லாம் நடக்கும்னா அப்புறம் ஃப்ரீ வில்லன் எதுக்கு இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த கர்மா கர்மானே சொல்லலாம் விதினாலும் ஒன்று ரெண்டும் ஒன்று தான் அப்போ ஃப்ரீ வில்லன்னு நான் ஃப்ரீ வில்லுன்னு தான் நம்ம ஆகாமிய கர்மா ஃப்ரீ வில்லு தானே அதை நம்ம மாற்றிட்டோன்னே நம்ம தேவையான உங்கள் கையில் இருக்கிறது தான் ஆகாமிய கர்மா அதான் ஃப்ரீ வில் அதுக்கு தான் அறுபது சதவீதம் கெப்பாசிட்டி அதுக்கு தான் சரி நாற்பது மற்ற இதுக்கெல்லாம் மற்ற விதிகளுக்கெல்லாம் நாற்பது சதவீதம் தான் ஓகே இன்னொரு கேள்விங்க இப்போ கர் நம்ம செய்கிற கர்மாவில் தான் தீயது நடக்குன்னா இப்போ இந்த பிறவியில் செய்கிறது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு ஏதாவது அனுபவிக்கிறோம் நமக்கு ஞானம் இருக்கும் போன ஜென்மத்தில் பண்ணது நமக்கு என்ன நடந்துனே தெரியாது அதில் இந்த ஜென்மத்தை அனுபவிச்சா அதோட அதோட வழியை தெரியாமல் தான் நம்ம பார்த்துருக்கோம் எதனால் நடக்குதுன்னே தெரியாமல் தான் தெரியாமல் தான் அதனால தான் சொல்கிறேன் அதனால தான் பனிஷ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறோம் பனிஷ்மெண்ட் <laughs> கிடையாது பட் இருந்தாலும் உங்களை வழி நடத்துறதுக்காக உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள்லாம் கொடுக்கப்படுது நல்ல சூழ்நிலையிலும் வரும் மோசமான சூழ்நிலையிலும் வரும் அதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நல்லதாக செஞ்சு நல்லதே செஞ்சுக்கிட்டு போங்க நல்லதே எண்ணுங்க நல்லதே செய்யுங்க நன்றிங்க ஐயா